விமல பியூட்டி ஓம் பேரு என்னம்மா அப்படி கேளு பார்த்தி ஃபர்ஸ்ட் வெல்கம் மேடம் இந்த பூ வாங்கிக்கங்க மேடம் நீங்க நம்மள்ட்ட கொடுங்க வாங்க மேடம் என்ன தெரியலையா என்ன மேடம் இது மேடம் ஈரமான ரோஜாவே டூ தான் பிடிக்கும் அதான் தண்ணி தெளிச்சு தேங்க்யூ மேடம் மேடம் ரொம்ப சிம்பிளா ஒரு காது குத்து ஃபங்க்ஷன் மேடம் இது சிம்பிள் ஆமா மேடம் ஒரு ஆயிரம் பேரை கூப்பிட்டுருக்கோம் மேடம் என்ன சம்பளம் எனக்கு இவருக்கு எங்க சம்பளம் தூக்கி போற சில்லறைல சதற சதற பிரிக்கிட்டு போவாப்ல அந்த சில்லறைக்கே இவ்ளோ பெரிய ஆர்ப்பாட்டம் இல்ல மேடம் எங்க அப்பா ரொம்ப சிம்பிளா வெறும் பத்து சவரனுக்கு தான் என் காதுக்கு தோடே வாங்கினாரு மேடம் காது குத்துறீங்க மேடம் மேடம் வேற லெவல்ல காது குத்துவாங்க சரி ஷூட்டிங் வரீங்களான்னு கேட்டா இல்ல இல்ல நான் பிஸியா இருக்கேன்னு சொல்லி வீட்லயே உட்காந்து பயங்கரமா காது குத்துவாங்க மேடம் மேடம் பெரியவங்க நீங்க நீங்க தான் ஆசீர்வாதம் பண்ணி அவங்க காது குத்தணும் மேடம் காது குத்துங்க மேடம் சாப்பாட்டுக்கு டைம் ஆயிருச்சு பத்தி வைங்க ஆமாம் மேடம் இவ்வளோ பண்ணியிருக்கான் மேடம் நம்ம இதில் கம்பெனியில் சுருட்டின காசெல்லாம் வச்சு இந்த பாருங்க மைனாவின் மயிலாட்டம் பண்ணியிருக்கான் மேடம் ஆமாம் தாடி பாலாஜின் பாம்பு டான்ஸ் பண்ணியிருக்கான் தாடி பாலாஜி வச்சு ஆமாம் மேடம் நம்ம கொடுக்குற சம்பளம் வேணா ஆயிரம் ரூபாவா ஆயிரம் ரூபா அதுலயும் முந்நூறு ரூபா டிஎஸ்சி இரநூறுவா பிடிஎஸ் ஐநூறு ஐநூறு ரூபாய்க்கு நீ இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணி ஒரு நூறு பேரை கூப்பிட்டு அப்போ நீ என்ன வேலை பார்த்துருந்தா அதாவது கொஞ்சம் கொஞ்சமா சிறுக சிறுக உண்டியல சேர்த்து வச்சு எங்க இருந்து எங்க இருந்து சுட்டு எங்க இருந்து சுட்டு நீ சுட்டது எங்க இருந்து நீங்க உங்ககிட்ட வேலை பார்த்து உழைச்ச காசை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு 500 ரூபாய் 500 ரூபாய் நீ இன்னத்த ஒழிச்சு ஒழிச்சு ஒழிச்சு சம்பாதிச்சு கீச்சு கீச்சு கீச்சு கீச்சு என்ன பண்ண நீ தான் இருந்தாலும் கொஞ்சம் நீங்க மரியாதையா பேசுங்க என்னடா ஒரு மரியாதை வேண்டி கிடக்குது என்ன மரியாதை வேண்டி கிடக்குது ஏன் கிட்ட என்ன வேலை பார்த்து இருந்த நீ என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்க இங்க என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்க மேடம் எப்படி ஏய் இவன் வேலையடா அவன வேலை தூக்குறாடா வேலை தூக்குறாடா இவன் தாயடா நமக்கு வேலைய ராஜினாமா பண்ண ஒரு வாரத்துல ரிட்டையர் ஆற ஏ ராஜேஸ்வரி சுப்பிரமணி இதே ராஜேஸ்வரி சொல்றேன் ஏய் எஸ்டேட்ல நீ காலடி எடுத்து வச்ச அந்த ஒரு நிமிஷத்துல காலை வெட்டி கையை வெட்டி எல்லாத்தையும் எல்லாத்தையும் வெட்டுறான் எல்லாத்தையும் வெட்டுறான் தட்டி கேட்க எங்க அங்கிள் இருக்காரு வர்ற வழியில குடிச்சு குப்புற விழுந்துட்டு வந்திருக்காரு பாரு மூஞ்சி கிச்சலாம் ரத்தம் அவன் மூஞ்சிலே வந்திருக்கா அவரு மூஞ்சில அவர் பாக்கு பன்னெண்டு மணிக்கு மேல சரி தம்பி ஏன் அவர் வந்து இங்க வச்சிருக்காப்புல காது காது கேட்காது நீங்களா ஒரு முடிவுக்கு வாங்க தப்பா தப்பா ஏய் கீழே கை அறுக்கு கையை காதலவே Ah. இந்த சுப்பிரமணியம் என்கிட்ட வேலை செய்யற நாய் வந்து ஐநூறு ரூபாய் சம்பளத்துக்கு இவ்வளவு பெரிய ஃபங்க்ஷன் வச்சு பொண்ணுக்கு பத்து சவரத்துல காது குத்துறான் ஆமா எப்படி எப்படி டீலக்ஸ் ஏய் நீதாயா டீலக்ஸ் நான் deluxe I am deluxe you deluxe a deluxe அவன் காலில் ஏதாவது மாட்டி விடும் போதே கண்டென்ட்டை கொண்டுருவான் இன்னைக்கு எதுவும் மாட்டல ஆ இவங்க நாலாம் அடிச்சு எட்டா கிழிச்சிருவாங்க உன்னைய வெட்டிடுவேன் டே deluxe no yes sir no sir attention sir எங்க அப்பாடும் பாட்டனை தூக்கி கொடுக்கலடா எங்க அப்பாடோ பாட்டோட தூக்கி கொடுக்கலடா ஆமா இது நான் yes sir calling yes sir deluxe deluxe deluxe lifetime settlement deluxe இந்த வயசுல நீ குத்துனா கத்தி ஸ்ட்ரைட்டா நிக்குதே டீலக்ஸ் இப்ப மட்டும் இல்லை எப்ப சாரி கேட்டுக்கிறேன் ராஜேஸ்வரி மேடம் என்ன மன்னிச்சிருங்க லைஃப் டைம் செட்டில்மெண்ட்